வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபிஃப்டீன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸாக ஏறிட்டு இருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது நமக்கு கேண்டில் கலரை மாற்றிட்டு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் செல் கால் போகுது ஸோ நெக்ஸ்ட் கால் வந்துச்சுன்னா பை கால் தான் வரும் அது நமக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்கு கேண்டில் க்ரீன் கலர் ஓப்பன் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு பாருங்கள் ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிடுச்சு அதனால் நமக்கு இப்போ கேண்டில் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிட்டு by at thirty six thousand eight hundred and fifty five point ten அப்படின்னு வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ thirty six eight fifty five point டெனில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணிக்கலாம் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை கேண்டில்ஸ் பிரேக் அவுட் பண்ணுறதையும் அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் ஸோ மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு பையிங் மொமெண்டமாக இருக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு பை கால் ஜெனரேட் ஆகுது அதே டவுன் சைட்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு தௌசண்ட் பாயிண்ட் மேலே டவுன் கண்டினியூஸ் டவுனில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு ஃபுல் டே டவுன் கூட சொல்லலாம் ஸோ அதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உக்ரைனில் வந்து ஒரு வார் வரப்போகுது அப்படின்னு அந்த கண்ட்ரியில் வார் வரப்போகுது அதுக்கு யூஎஸ் அண்டு ரஷ்யா வந்து ஒரு ஃபோன் டாக் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஃபண்டமெண்டல் நியூஸுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட் வந்து ஃபுல்லாக டவுன் சைடில் நல்லா தௌசண்ட் பாயிண்ட் மேலே டவுன் சைடில் இறங்குச்சு ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னே சொல்லலாம் இன்றைக்கி பெரிய டவுன் வந்து இறங்கலை ஸோ நமக்கு இப்போயும் வந்து பாருங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறமா ஒரு பைக்கால் வேறு ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது மார்க்கெட் வந்து கொஞ்சமாச்சு நேற்று லாஸ் பண்ணதில் கொஞ்சமாச்சு ரெக்கவரி பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகி ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபோர்த்து கேண்டில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஆக்சுவலி மார்க்கெட் நல்ல பாசிட்டிவில் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் சைடில் ஏறிட்டே இருந்ததில் நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் நைன் ஃபார்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஸோ இப்போ ஃபோர்த்து கேண்டில் பாருங்கள் அது இன்னமும் பாசிட்டிவாக தான் இருக்குது அகைன் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது நம்மளுடைய ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty six nine forty seven so அது இப்போ தான் வந்து நமக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோர் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு bank Nifty weekly option thirty six thousand five hundred call option so இந்த கால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி மார்னிங்கில் ஒரு செல் கால் வந்திருக்கு ஸோ நம்ம கால் ஆப்ஷனில் செல் கால் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனில் பை காலாகவும் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலி வந்து கரண்ட்ல போயிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ல பைக்கால் தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டெனில் பையின் வந்திருக்கு இப்போ அது வந்து சிக்ஸ் செவன்ட்டி ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ட் ஆப்ஷன்லையும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியுன்றதை ஷோ பண்ணுறக்காண்டி தான் அந்த சார்ட்டை வந்து காட்டுறோம் டேரக்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்துடும் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத சொல்லிடும் ஸோ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும் ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா கூட ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கும்போது ஓகே கிரீன் கலரில் கேன் கேண்டில் போயிட்டுருக்கு அப்போனா இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்குது கேண்டில் ரெட் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் டவுன் சைடாக மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலா பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் உங்களுக்கு வந்து இருக்கும் நமக்கு பைக்கால் வந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த பையிங் மொமெண்டம்லேயே தான் கண்டினியூ ஆச்சு thirty seven thousand range break out அதுக்கப்புறம் second target break out twelve o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செம ஸ்பீடாக ரைஸ் ஆகி ஏறிட்டே இருந்துச்சு அதில் தேர்ட்டி எயிட் தௌசண்டே த்ரீ ஓ கிளாக்ல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் பாயிண்ட் நேற்று லாஸ் பண்ண மொத்த பாயிண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் பாயிண்ட் வந்து ஒரு ஃபுல் ரெக்கவரி மோடில் ரெக்கவரி கொடுத்து மார்க்கெட் மேலே வந்திருக்கு ஃபுல் பாசிட்டிவ் மோடில் தான் இன்றைக்கி ஃபுல் டே மார்க்கெட் வந்து இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் காண்டி தான் இறங்குச்சு அதே காரணத்தினால மார்க்கெட் ரெக்கவரியும் கொடுத்துருச்சு ஆக்சுவலி ஈக்விட்டி இறங்கின டயத்தில் பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ்னுடைய ப்ரைஸும் வந்து நேற்று நல்லா ஏறி இருந்துச்சு க்ரூட் ஆயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா seven thousand break out gold gold silver எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருந்துச்சு ஸோ எப்படி வந்து ஈக்விட்டி கமாடிட்டி இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்டே வந்து இருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ